காந்தி உலக மையத்துக்கு என்னோட வணக்கம் எனக்கு ரெண்டு விஷயம் ஷேர் பண்ண போகிறேன் லியோ டால்ஸ்டாய் ஒரு ரஷ்ய கவிஞர் அவர் ஒரு லெட்டர் எழுதார் லெட்டர் டு அன் ஹிந்து அப்படின்னா ஒரு கடிதம் எழுதார் அந்த கடிதம் காந்தி கைக்கு போகுது அதில் என்ன எழுதிருக்காரு அப்படின்னா தீமை பண்ணவங்களுக்கு தீமை பண்ணவங்கள நம்ம வந்து மறந்துடுவோம் அப்படின்னு எழுதுறார் அது காந்தி இதை படிச்சுட்டு மறக்கிறதோட அதை நம்ம மன்னிச்சு விட்டுருவோமே அப்படின்னு எழுதுறாரு அதுக்கு டால்ஸ்டாய் தீமை பண்ணவங்களுக்கு தீமை பண்ணக்கூட மன்னிக்கிறத விட அவருக்கு நம்ம நல்லதே பண்ணுவோம் அப்படின்னு திருப்பி கடிதம் இதை பார்த்துட்டு காந்தி இந்த விஷயம் ரொம்ப அருமையாகவும் ரொம்ப புதுசாகவும் இருக்கேன் இந்த விஷயத்த நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க எங்கே படிச்சீங்க யார் சொன்னா அப்படின்னு திரும்பி பதில் கிடைக்க அதுக்கு அது டால்ஸ்டாயை படிச்சுட்டு எழுதுறாரு இது வந்து உங்கள் ஊரில் இந்தியாவில் தான் தமிழ்நாட்டில் திருக்குறள் அப்படிங்கிறத நூலில் தான் வள்ளுவர் அந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறளில் இன்னா செய்தாரி ஒருத்தரில் வரன அன்னையும் செய்துவிடு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு இதை படித்த காந்தி திருக்குறளில் ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூலை தேடி தேடி தேடி படிக்கிறார் படிச்சு முடிச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அடுத்த பிறவி எனக்கு இருந்தது அப்படின்னா நான் தமிழனா பிறந்து திருக்குறளோட நச்சுவையை ஃபுல்லாக படித்து பயன்பெறணும் அப்படின்னு சொல்கிறார் நம்மளாம் தமிழனா பிறந்தது பெரும் பாக்கியம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா திருக்குறளை ஸ்கூலில் படித்த மாதிரி ஃபுல்லாக மக்கப் பண்ணாமல் திருக்குறளத்தோட பொருள் நல்ல ஃபஸ்ட்டு மீனிங்கை நல்ல தெளிவான மீனிங்கை புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது புரிஞ்சதை மனசில் உள்வாங்கிக்கணும் உள்வாங்கினதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச திருக்குறளில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன் இல்லாத விஷயமே கிடையாது தெரிந்து வினையாடல் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்குது the selection and the employment அதில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் பற்றி சொல்கிறாரு அடுத்ததாக மன்னரை சேர்ந்து ஒழுகுதல் த கண்டக்ட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் த கிங் ஒரு மேனேஜர் எம்ப்ளாயர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அடுத்தது நாடு அப்படிங்கிற அதிகாரத்தில் வரி பற்றி சொல்கிறாரு அதுக்கப்புறம் அரண் அப்படிங்கிற அதிகாரத்தில் நாட்டோட என்விரான்மெண்ட் பற்றி சொல்கிறாரு அப்புறம் படைமாட்சி இந்த எக்ஸலன்ஸ் ஆஃப் ஆர்மி பற்றி சொல்கிறாரு இல்லாத விஷயமே கிடையாது ஓகே ரெண்டாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா கிருபானந்த வாரியார் சாமிகள் தன்னுடைய சிந்தனை செல்வங்கிற புத்தகத்தில் சொத்து என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு தெளிவான விளக்கம் சொல்லியிருக்காரு தான தர்ம காரியங்களுக்கு செய்த நேரமும் செலவுமே சொத்து அப்படிங்கிறார் அதாவது the money or time which is spend to help others call the true asset அப்படிங்கிறாரு தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி